Lady. ரொம்ப அற்புதமாக பாடினாங்க தேன் மாதிரி இருந்தது அதாவது நம்ம நம்ம கேட்டது <clears throat> பாலு சார் ஜானகி அம்மா வாய்ஸில் கேட்டிருக்கோம்ல இவங்க பாடியிருந்தால் இந்த மாதிரி ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பதிவு இனி அடுத்த ஜென்ரேஷன் கேட்கணும் போது இந்த மாதிரி அதாவது அவங்க கமிட்மெண்ட் சொல்கிறேன் இவன் வயசு என்ன அவன் எடுத்துட்ட பாட்டு என்ன அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சங்கதி எல்லாம் ரொம்ப கரெக்டாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் இதோ இவ வந்து அங்கங்கே எக்ஸ்பிரஷனுக்கெல்லாம் சிரித்து இது நீங்கள் பாட்டுக்குன்னு வச்சுக்கிறது வேண்டி அடுத்து நடிக்க ஆரம்பிச்சிடலாம் போடுறது இவளையும் இவங்க எல்லாரையும் I very happy God bless you all நீங்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் இவங்க மாத்திரம் இல்லை நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இது வந்து ரொம்ப சின்னது இல்லையா அதனால் இதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது உங்கள் வயசு வர்றதுக்கே அதுக்கு டைம் இருக்குது உங்களை பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் பெருமைக்குரியவர்கள்